வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபோர் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆக போகுது தேர்ட்டி செவன் ஃபைவ் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஸோ நமக்கு பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் வந்துட்டு ஸோ பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்குன்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு buy at thirty seven thousand five eighty five thirty seven five eighty ஃபைவ்ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்கலாம் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா stop loss line so thirty seven five eighty ஃபைவ்ல இப்போதைக்கு நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற minimum first target thirty seven thousand six seventy nine so thirty seven six eighty போகுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு ப்ரீவியஸ் டே வந்து ஃப்ரைடே ஸோ அந்த மோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நல்ல ஒரு கேப் அப் அந்த கேப் அப்பை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு அந்த ரைசிங்கில் இருந்ததுனால நமக்கு மோட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு so once buying mode change ஆனதுனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடணும் அதே சமயத்தில் என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் டார்கெட் என்ன எதிர்பார்க்கலான்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு bank Nifty five minute chart அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இன்றைக்கி ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு thirty seven thousand five eighty ஃபைவ்ல இது சிக்ஸ் எயிட்டி போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பையிங் சைட் அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகுது ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டில் பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிருக்கு அடுத்து ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து புல்லிஷ் ட்ரெண்டில் அதாவது பையிங் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு ஸோ கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே க்ரீன் கலரில் போயிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட் டாரட் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து செகண்ட் டார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டிக்கு வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னே கூட சொல்லலாம் அடுத்து இந்த பையிங் ரேஞ்ச் பை ட்ரெண்ட்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் ஃபுல்லாகவே ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்ட் அந்த பை மோட்லேயே தான் போச்சு ஓப்பனிங்கில் வந்து அந்த பை காலோட சரி அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆச்சு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு hundred point hundred and fifty பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஃபுல் மூவ்மெண்ட்டே வந்து இருந்துச்சு பெருசாக மார்க்கெட் ரைஸும் ஆகலை டவுனும் போகல ஒரு மிடில்லே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஸோ மீன்வைல் இது பார்த்தீங்கன்னா bank Nifty thirty seven thousand call option so இந்த மணி ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ல நமக்கு வந்து பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணனால ஆப்ஷன்லலாம் பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல so more than one fifty points நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த பாயிண்ட் தான் வந்து செகண்ட் ஆர் ரீச் அவுட் ஆனதுக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபைவ் மினிட் சார்ட்டில் நமக்கு வீக்லி ஆப்ஷன்லையும் சரி ஸோ ஃபியூச்சர்லையும் சரி இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன கால்னுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருந்திருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ